வணக்கம் C மற்றும் C++ இல் ஃபங்ஷன் கால்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது ஃபங்ஷன் காலின் வகைகளான மதிப்பு மூலம் கால் செய்வது ரெஃபரன்ஸ் மூலம் கால் செய்வது இதை ஒரு உதாரணத்தின் மூலம் செய்யலாம் இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 ஜிசிசி மற்றும் G++ கம்பைலர் பதிப்பு 4.6.1 மதிப்பு மூலம் கால் செய்யும் functionகளின் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் இது function க்கு ஐ அனுப்பும் ஒரு வழியாகும் மதிப்பு மூலம் ஒரு variable ஐ அனுப்பும்போது function க்கு அனுப்பும் முன் அது வேரியபிளை ஐ ஒரு பிரதி எடுக்கும் function க்குள் ல் செய்யப்பட்ட மாற்றங்கள் function ல் இருக்கும் இது function க்கு வெளியில் எதையும் பாதிக்காது மதிப்பு மூலம் கால் செய்யும் function க்கு ஒரு புரோகிராமை காண்போம் எடிட்டரில் ஏற்கனவே புரோகிராமை எழுதி வைத்துள்ளேன் அதை திறக்கிறேன் நம் ஃபைல் பெயர் callbyval.c என்பதை கவனிக்க இந்த புரோகிராமில் ஒரு எண்ணின் கணத்தை கணக்கிடுவோம் இப்போது கோடை விளக்குகிறேன் இது நம் ஹெடர் ஃபைல் இங்கே ஒரு ஆர்குமென்ட் int x உடன் ஒரு function கியூப் உள்ளது. இந்த functionல் x இன் கணத்தை கணக்கிட்டு x இன் மதிப்பை திருப்புவோம். இது நம் main function. இங்கே n இன் மதிப்பை 8 என கொடுப்போம். n ஒரு integer variable. பின் function cube ஐ கால் செய்வோம். பின் n இன் மதிப்பையும் n இன் கணத்தையும் அச்சடிப்போம். இது நம் return statement. இப்போது புரோகிராமை இயக்குவோம் Ctrl Alt மற்றும் T விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறப்போம் கம்பைல் செய்ய டைப் செய்க ஜிசிசி ஸ்பேஸ் callbyvalசி space hyphen o space val எண்டரை அழுத்துக டைப் செய்க டாட் Enter வால் அழுத்துக வெளியீடு கியூப் ஒஃப் 8 இஸ் 512 என காட்டப்படுகிறது இப்போது ரெஃபரன்ஸ் மூலம் ஐ கால் செய்வதை காண்போம் நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம் இது க்கு ஆர்குமென்ட்ஸ் ஐ அனுப்பும் மற்றொரு முறை ஆகும் இந்த முறை மதிப்பிற்கு பதில் ஆர்குமென்ட்டின் அட்ரெஸ் ஐ பிரதியெடுக்கிறது functionக்குள் களில் செய்யப்படும் மாற்றங்கள் வெளியேயும் அவற்றை பாதிக்கலாம் இதில் களை பாயிண்டர் டைப் ஆக டிக்ளேர் செய்ய வேண்டும் ரெஃபரன்ஸ் மூலம் ஐ கால் செய்வதற்கான ஒரு உதாரணத்தை காணலாம் நம் ஃபைல் பெயர் callbyref.c என்பதை கவனிக்க இது நம் ஹெடர் ஃபைல் stdio.h பின் ஃபங்ஷன் ஸ்வாப் உள்ளது இந்த ஃபங்ஷன் variableகளின் மதிப்பை இடமாற்றும் a இன் மதிப்பு b இல் சேமிக்கப்படும் b இன் மதிப்பு a இல் சேமிக்கப்படும் ஃபங்ஷன் க்கு அனுப்பப்பட்ட ஆர்குமென்ட்ஸ் பாயிண்டர் டைப் என்பதை காண்க இங்கே ஒரு இன்டிஜர் வேரியபிள் t ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் a இன் முதல் மதிப்பு t இல் சேமிக்கப்படுகிறது பின் b இன் மதிப்பு a இல் சேமிக்கப்படுகிறது பின் t இன் மதிப்பு b இல் சேமிக்கப்படுகிறது இவ்வாறு மதிப்புகள் இடமாற்றப்படுகின்றன இது நம் மெயின் ஃபங்ஷன் இங்கே இரு இன்டிஜர் வேரியபிள்களை i மற்றும் j என டிக்ளேர் செய்துள்ளோம் பின் i மற்றும் j இன் மதிப்புகளை பயனரிடமிருந்து வாங்குகிறோம் ஆம்பர்சாண்ட் i மற்றும் ஆம்பர்சாண்ட் j i மற்றும் j இன் மெமரி அட்ரஸை ஐ தரும் முதலில் இடமாற்றுதலுக்கு முன் மதிப்புகளை அச்சடிப்போம் பின் பங்ஷன் ஸ்வாப் ஐ கால் செய்வோம் பின் இடமாற்றிய பின் மதிப்புகளை அச்சடிப்போம் இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்போது புரோகிராம் ஐ இயக்குவோம் நம் டெர்மினலுக்கு வருவோம் கம்பைல் செய்ய டைப் செய்க gcc space callbyref.c space hyphen o space ref என்டரை அழுத்துக டைப் செய்க டாட் ஸ்லாஷ் ரெஃப் என்டரை அழுத்துக Enter the values என காண்கிறோம் நான் 6 ஐயும் 4 ஐயும் தருகிறேன் காட்டப்படும் வெளியீடு before swapping 6 and 4 after swapping 4 and 6 இப்போது அதே புரோகிராமை C++ இல் எவ்வாறு இயக்குவது என காணலாம். என்னிடம் அந்த கோடு உள்ளது. அதை பார்ப்போம். இது இரண்டாவது புரோகிராம். ரெஃபரன்ஸ் மூலம் ஃபங்ஷனை கால் செய்வது. நம் ஃபைல் பெயர் callbyref.cpp என்பதை காண்க. கோடை காண்போம். இது நம் ஹெடர் ஃபைல் அயோஸ்ட்ரீம். இங்கே std namespace ஐ பயன்படுத்துகிறோம் function ஐ டிக்ளேர் செய்வது C++ லும் ஒன்றே இதில் argumentகளை ஆம்பர்சாண்ட் எக்ஸ் மற்றும் ஆம்பர்சாண்ட் ஒய் என அனுப்புகிறோம் இது எக்ஸ் மற்றும் ஒய் இன் மெமரி அட்ரெஸ் ஐ தரும் பின் மதிப்புகளை இடமாற்றுவோம் மீதமுள்ள கோடு நம் சி கோடு போன்றதே printf ஸ்டேட்மெண்ட் க்கு பதில் கவுட் உம் scanf ஸ்டேட்மெண்ட் க்கு பதில் சின் உம் இட வேண்டும் இப்போது புரோகிராமை இயக்குவோம் நம் டெர்மினலுக்கு வருவோம் கம்பைல் செய்ய டைப் செய்க g space callbyref.cpp space hyphen o space ரெஃப்1 எண்டரை அழுத்துக இப்போது டைப் செய்க டாட் ஸ்லாஷ் ரெஃப்1 எண்டரை அழுத்துக இங்கே இது காட்டுவது Enter values of a and b 4 மற்றும் 3 என தருகிறேன் வெளியீடு காட்டப்படுகிறது before swapping a and b 4 and 3 after swapping a and b 3 and 4 இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம் சுருங்க சொல்ல நாம் கற்றது மதிப்பு மூலம் ஃபங்ஷன் ஐ கால் செய்வது ரெஃபரன்ஸ் மூலம் ஃபங்ஷன் ஐ கால் செய்வது பயிற்சியாக C++ இல் மதிப்பு மூலம் கால் செய்வதை பயன்படுத்தி ஒரு எண்ணின் கணத்தை கணக்கிட இது போன்ற ஒரு புரோகிராம் எழுதுக கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியை காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது மேலும் தகவல்களுக்கு contact at spoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும் ஸ்போகன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இத்திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும் இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேயில் இருந்து பிரியா நன்றி